இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பை கால் வருது ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at seven one ninety த்ரீன்னு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி வரும் அதே மாதிரி ப்ரீஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் போயிட்டு இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் கால் வந்தால் பை கால் தான் வரும் அதுவும் நீங்கள் பை ஆர்டர் எடுத்து வச்சு ரெடியாகவும் இருந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி பேசிஸில் எப்போல்லாம் ஆப்போசிட் ட்ரெண்ட் வருதோ அப்போல்லாம் நமக்கு கால் வந்து டக்குன்னு பஞ்ச் ஆகிட்டு வரும் அதுவும் கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணியும் நமக்கு வந்து கிடைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் ஒரு சேஃப் ட்ரேட் நல்லா தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு ஒரு மந்த் வரைக்கும் நல்லா தொடர்ச்சியாக பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டாரட் எங்கே எய்ம் பண்ணலாம் அதே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செகண்ட் டாரட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எங்கே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கீழே ஒரு ரெட் கலர் லைன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா லைவாக ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த காலை பார்த்து வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தோம் டார்கெட்ஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா seven two one zero point ninety எயிட்னு நமக்கு ஒரு எயிட்டீன் பாயிண்ட் அப்பர் சைடில் மூவ் பண்ணுச்சுன்னா தான் நமக்கு first target range break out ஆகும் செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் ஸோ நமக்கு மார்க்கெட் இப்போ கிடச்சிருக்க அந்த பைக்கால் அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி மேலே போகுதா இல்லை அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லே ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுச்சு மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ன்றனால ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் அச்சீவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ட்ரெண்ட் டக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் உங்களுக்கு கிடச்சா நல்லா என்ட்ராய்டே ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ